லைஃப்பில் நிறைய டைம் நான் எதிர்பார்த்து அது நடக்காமல் போய் பல ஏமாற்றத்தை தாண்டிட்டேன் அதெல்லாம் ரொம்பவே காயப்படுத்திருச்சு ஆனால் இருந்தாலும் நம்மளை சுற்றி உள்ள சில பேருக்காக எந்த ஏமாற்றமும் நடக்காத மாதிரி நடிச்சு தானே ஆகணும் அதுக்காகவே எல்லாரும் முன்னாடியும் ஒளியாக சிரிச்சிட்ருக்கேன்